எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கான்ட்ராஸ்ட் பார்டரில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபோர் எயிட்டி ஃபைவ் சாரியுடைய number four eighty five body of sari pista green கலரில் இருக்குங்க பழுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்சிங்கில் வருது இந்த டைப் ஆஃப் சாரீஸ்க்கு நம்ம டசல்ஸ் போடலைங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசல்ஸ் போட்டு கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசல்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக்கும் வந்துடுங்க ஸோ சில்க் மார்க் டேக்கோடு நம்ம சாரீ கொடுத்தாலுமே நீங்கள் தாராளமாக வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பியூராக இல்லையான்னு பியூராக இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது எப்படி செக் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு லீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வீடியோ பார்த்து கூட நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் blouse peacock blue body of சேரீன்னு பார்த்துட்டிங்கன்னா மெஹந்தி க்ரீன் கலர் அதாவது பிளாக் மிக்சிங்கில் இருக்கும் ஸோ பிளாக் மிக்சிங்கிறதுனால சேரீயில் நிறைய இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க அண்ட் பாடியில் வரக்கூடிய புட்டா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரி தான் ஜரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டட் ஜரிங்க ஹஃபைன் ஜரி சில்க்கை பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk next sari sari number four eighty seven பல்லுவன் blouse pinkish orange double shade body of sari also double shade தாங்க உங்களுக்கு வைலட் கலர் மாதிரி வரும் டபுள் ஷேடில் வரும் அண்ட் இன்னொரு விஷயங்க இந்த மாதிரி டபுள் ஷேடு வர்ற கலர்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா வீடியோவையும் பாருங்கள் அண்ட் வீடியோவில் நம்ம என்ன கலர் சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் கேளுங்க அண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஏன்னா டபுள் ஷேட் கலர்ஸை வந்து எக்ஸாக்டாக ஃபோட்டோவில் கேப்சர் பண்ண முடியறதில்ல டிஃப்ரென்சஸ் வருதுங்க அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஃபோட்டோ அண்ட் வீடியோ கலருக்காக கம்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா கலருக்காக ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க அண்ட் குவாலிட்டிக்காகவும் ரிட்டன் பாசிபிள் கிடையாது ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருந்தாலும் ரிட்டன் பாசிபிள் கிடையாது அப்போ ரிட்டன் எதுக்கு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்லி ஃபார் டேமேஜஸ் அதாவது டேமேஜஸ் இருந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்தாலோ மட்டும்தாங்க ரிட்டன் வந்து பாசிபிள் அதுக்கும் வந்து கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ இருக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி மெஜந்தா கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது இதுலேயும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க சாரியுடைய price six thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குதுங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணிங்கன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது லிமிடேஷன்ஸ் கிடையாதுங்க சாரியோடைய price six thousand five hundred மட்டும் நீங்கள் கூகுள் பேவோ அல்லது PhonePe or Paytm or account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாரியோடைய நம்பர் ஃபோர் எயிட்டி நைன் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வருது காப்பர் சல்ஃபேட் ப்ளூலேயே dark body of sari violet colour இதுவுமே டபுள் ஷேடில் தாங்க வருது இதுவே கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அண்டு கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து three hundred rupees so three hundred plus சாரியோடைய price six thousand five hundred இந்த six thousand five hundred sari price வந்து நீங்கள் சாரி பார்சல் வாங்கும்போது நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் ஆனால் இது புக் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணாதான் நம்ம உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எதுக்காக அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான சார்ஜஸ்ங்க ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான சார்ஜஸ் இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்னில் சாரீ பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ink blue body of sari royal blue இதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த காயின் புட்டா உங்களுக்கு ரொம்ப எடுத்தெல்லாம் அடிக்காது மைல்டாக தான் அந்த புட்டா தெரியும் கோல்டு டெஸ்டட் சரியில் இருக்குங்க sari number four ninety one so இதுவுமே செகண்ட் பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரீ பார்க்குறோம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ink blue body of sari purple purple with உங்களுக்கு அந்த இங்கு ப்ளூ மிக்சிங்கில் தான் இருக்கும் டபுள் ஷேடில் தான் வரும் ஸோ பர்பிள் வித் இங்கு ப்ளூங்கிறதுனால இங்கு ப்ளூ கலருமே வந்து உங்களுக்கு பாடியில் சில இடங்களில் தெரியுங்க அண்ட் இந்த டைப்பில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காயின் டைப்பில் டாப் அண்ட் பாட்டமில் வரக்கூடிய அந்த பார்டர்லேயுமே உங்களுக்கு லைன் மாதிரி வரும் அதாவது ஃபுல் பிளைனாக இல்லாமல் லைன்ஸ் மாதிரி வரும் இந்த ஒரு பேட்டர்னில் மட்டும்தான் அந்த மாதிரி லைன்ஸ் வருங்க மற்ற பேட்டர்ன்லாம் உங்களுக்கு பிளெயினாக வரும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும்தாங்க உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே கலெக்ட் பண்ணுறாங்கன்னா இல்லைங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து சம் அமௌண்ட்டுக்கு மேலே அந்த பார்சல் வரும்போது கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு சில கண்ட்ரியில் ஒரு பார்சல் நம்ம அனுப்பும் போதே கூட கலெக்ட் பண்ணுறாங்க sari number four nine two so international ஷிப்பிங்க்கு அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரி பொறுத்து தாங்க ஃபோர் நைன்ட்டி டூவில் body of sari violet colour double shade with orange மிக்சிங்கில் தாங்க இருக்குது பல்லுவன் ப்ளவுஸு உங்களுக்கு பிங்கிஷ் ஆரஞ்சில் வந்துடும் அதில் வந்து பிங்கிஷ் ஆரஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு அதிகமாக இருக்கும் பிங்க் வந்து மைல்டாக தெரியும் next sari sari number four nine three இது டபுள் ஷேடு தாங்க பல்லுவன் blouse blue copper sulphate blue body of sari blue and green மிக்சிங்கில் இருக்குது டபுள் ஷேடில் வருதுங்க ஸோ இதுலேயுமே இந்த பேட்டர்லேயும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் வருது அண்ட் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது புக்கிங் நம்பர் என்னங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ண சொல்லுங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் மெசேஜுக்காக ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் நம்ம ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ஒன் பை ஒன்னாக தான் ரிப்ளை பண்ண முடியும் அப்படி ரிப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ நம்பர் சொல்லி நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா நம்ம வந்து உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்குவோம் நோட் பண்ணிவிட்டு கூகுள் பேவா ஃபோன்பே ரூபாய்வா பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரானு கொஸ்டின் கேட்போம் நீங்கள் எதில் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அந்த நம்பர் நம்ம உங்களுக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து சாரி கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எந்த நம்பருக்கு பே பண்ணும் இல்லை எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பே பண்ணுங்கள் sari number four nine four body of sari வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காவி கலரில் இருக்கும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு brown colour sari number four nine five body of sari dark க்ரீன்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து காஃபி ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் சாரீ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் ஃபர்தராக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிப்ளை பண்ணுங்கள் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக வந்து சாரீ வந்து ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணவே முடியாதுங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படின்னா கூட ஹோல்டு பண்ண முடியும் நீங்கள் வந்து மார்னிங் புக் பண்ணுறீங்க லெவன் ஓ கிளாக் புக் பண்ணுறீங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு இல்லை நெக்ஸ்ட் டே பே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ண முடியாதுங்க ஏன் நான் இதை ஹோல்டு பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா அதுக்கடுத்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த சாரீ கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சோல்டுன்னு சொல்லிட்டா அவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க சொல்லிட்டாங்க இதுவே இல்லை அனதர் கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஆன்சரே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் இன்னொரு விஷயம் ஹோல்டு பண்ண சொல்கிறவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டை வாங்கிக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க அஞ்சு பேர் ஹோல்டு பண்ண சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வாங்குறாங்களே தவிர ஹோல்டு பண்ணுற எல்லாருமே வாங்குறது இல்லை அதனால தான் நம்ம வந்து இந்த ஹோல்டிங் அப்படிங்கிறதையே அவாய்ட் பண்ணுறோங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்குது பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் ஸோ இந்த டபுள் ஷேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க இந்த கலர் வந்து கண்டிப்பாக டிஃபைன் பண்ண முடியல பேஸ்டல் ஷேடில் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லைட் கலராகவும் இருக்குது sari number four nine seven அதே மாதிரி செப்பரேட் கலெக்ஷன்ஸும் கேட்குறீங்க அண்டு எஸ்பெஷலி இப்போ இந்த சாரீ நான் உங்களுக்கு காட்டுறேன்னா இந்த பேட்டர்னில் பாடி இந்த கலர் பல்லு இந்த கலர் ப்ளவுஸ் இந்த கலர் டாப் அண்ட் பாட்டமில் இந்த த்ரீ லைன் இல்லாமல் ஃபுல்லாக சரி வர மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களால் சொல்லவும் முடியாது கொடுக்கவும் முடியாதுங்க நம்ம இப்போ என்ன காட்டுறோமோ அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சாரீ நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் இந்த கலர் வேண்டாம் இந்த கலர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டவே முடியாதுங்க அந்த மாதிரி இல்லை ஸோ எங் இப்போ நம்ம காட்டக்கூடிய சேரீலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அது அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் body of sari mehndi green colour with black காம்பினேஷனில் இருக்குங்க இந்த சேரீயில் பலூன் ப்ளவுஸ் வந்து வயலட் கலரில் இருக்குது sari number four ninety seven next sari number four ninety eight so இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்கிறதுக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அகெயின் கலெக்ஷன்ஸ் செப்பரேட் கலெக்ஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட செப்பரேட் கலெக்ஷன்ஸ்க்கான ஃபோட்டோவோ வீடியோவோ இல்லைங்க குரூப்பில் போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குரூப்பை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வரும்போது இம்மீடியட்டாக புக் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா குரூப் அப்டேட்டை ஃபாலோ பண்ணாமல் ஒரு நாள் மு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ பார்த்துட்டு அதை விசாரிக்கும் போது அது அவைலபிளாக இருந்தால் மேபி புக் பண்ண முடியும் அவைலபிளாக இல்லை அப்படின்னா சோல்டுன்னு தாங்க சொல்ல முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே யூனிக்கான சாரீஸ் ஒரு ஒரு பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஆன் டைமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னா ஆன் டைமில் புக் பண்ணிட்டா கண்டிப்பாக கிடைக்குங்க sari number four ninety eight body of sari magenta கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் ஜெரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருது பல்லுவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சில்வர் ஜெரி வந்துடுதுங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது நீங்கள் இந்த சாரீஸை வந்து வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் சாரீ கூட சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்